வணக்கம் என் பெயர் தா தீபா மணிசேகர் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் இன்றைய காலத்தில் மாணவர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே என்பது என் தலைப்பு இன்றைய காலத்தில் மாணவர்கள் லட்சியங்களை லட்சமாக எண்ணிக்கொண்டுதான் வாழ்க்கையில் பயணிக்கின்றனர் வெற்றி மட்டுமல்ல நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு தோல்வியும் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஒரு தோல்வியில் இருந்துதான் லட்சியங்கள் பிறக்கின்றன லட்சங்களை உருவாக்குவது பெரிதல்ல லட்சியவாதிகளை உருவாக்குவதுதான் தனி சிறப்பு மேற்கில் மறைந்துவிடுகிறது சூரியன். அதனாலே கிழக்கில் உதயமாகும் என்ற நம்பிக்கையில்தான் நம் லட்சியங்கள் பிறக்க வேண்டும். தோல்வி என்பது வெற்றிக்கான வழி. அதனால் அதில் உள்ள குறைகளை நிறையாகப் பாருங்கள். அதுவே நமக்கு வெற்றியைத் தேடித்தரும். எல்லாவற்றையும் துணிந்து செய்யுங்கள். லட்சியத்தில் மட்டும் பின்வாங்கி விடாதீர்கள். எந்த நிலையிலும் லட்சியத்தை மட்டும் நாம் இழக்கவே கூடாது ஒரு இளைஞனுக்கு அவனுக்கு பிறவியிலே இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் அதிக தன்னம்பிக்கை நிறைய நண்பர்கள் கூடுதல் சந்தோஷம் முதலில் சிறு சிறு லட்சியமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் இருந்து நிறைய சவால்கள் போட்டி என்று பின்தொடரும் அதில் இருந்து ஒவ்வொரு வெற்றியும் நாம் காண வேண்டும் பிறகு நிறைய நண்பர்கள் மா இளைஞர்களுக்கு நண்பர்கள் என்பதே ஒரு தனி உலகம் வெற்றியில் மட்டும் பகிர்ந்து கொள்பவன் ஒரு நண்பன் அல்ல தோல்வியிலும் பகிர்ந்து கொள்பவன் தான் உற்ற நண்பனாக இருப்பான் பிறகு கூடுதல் சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஒட்டுமொத்த உலகத்தையே இளைஞனுக்கு விலைக்கு விலைக்கு வாங்கிவிடலாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தும் ஒரு சந்தோஷம் மட்டுமே நம்மை மீட்டெடுத்து கொடுக்கும் நன்றி வணக்கம் காந்தி வேர்ல்டு பவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்